அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி சிக்ஸ் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகையில் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்கன்றனால கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஓப்பன் ஆகிட்டு சில தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி சிக்ஸ்னு வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் வச்சுக்கலாம் டார்கெட்ஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே வச்சுக்கலாம் ஒரு ஃபஸ்ட் டாரெட் சேஃபாக பண்ணுறதுக்கு எங்கே வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்றதுக்கு செகண்ட் டாரெட் எங்கே வச்சுக்கலாம் லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் வந்து எந்த சைடு மூவ் பண்ணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இதில் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது பைக் ஆகும் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது செல் காலாகவும் வந்து ஜென்ரேட் ஆகும் கேண்டிலுடைய கலர் மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும் நமக்கு வந்து செல்டன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெட் கலரில் வரும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு ஓப்பனிங்கில் வந்துச்சுல அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி இப்போ பை டர்ன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போதே கேண்டிலுடைய கலர் வந்து மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே அதாவது எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி டெய்லி பார்ப்பீங்க பார்க்கும்போதே அதில் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகும் அந்த ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் நமக்கு seller thirty six thousand seventy six point eighteen வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆர்ட் கீழே தான் வந்து ஃபஸ்ட் ரெட் லைன் நைன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நைன் எயிட்டி சிக்ஸ்னு இருக்குது so thirty six thousand break out பண்ணால் தான் ஃபஸ்ட் ஆர்டர் ரீச் அவுட் ஆகும் இது ஒரு நைன்ட்டி பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த நைன்ட்டி பாயிண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்றது ரொம்பவே ஒரு ரவுண்டான ஒரு பயங்கர சப்போர்ட்டிவ் ரேஞ்சு ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுதா அந்த அளவுக்கு யூஎஸ் அந்த அந்த உக்ரைன் ரஷ்யா அவங்களுடைய வார் வந்து அந்தளவுக்கு இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இப்போ இறங்க ஆரம்பிக்குது ஆக்சுவலி செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு அந்த செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு மார்க்கெட்டால் டவுன் சைடு இறங்கவே முடியல மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே போச்சு தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போச்சு பட் அகைன் திடீர்னு ஒரு பிக் பிக் கேண்டில் ரெட் கலரில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு பட் இறங்க ஆரம்பிச்சிருக்கதும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் இப்போதைக்கு இறங்கியிருக்கு ஸோ இது அப்படியே அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு thirty six thousand break out ஆகுதான்னு பார்க்கலாம் ஸோ கரெக்டாக நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு ஸோ இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் தான் நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் ரீச் அவுட் ஆகிறதுக்கு அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் கிடைக்குதா அந்த மொமெண்டம் ஸ்ட்ராங் ஆகுதான்றதை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி இன்னும் பிரேக் அவுட் பண்ணவே முடியல பட் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி நல்லா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருக்கு ஸோ நிஃப்டியில் வந்து சிக்ஸ்டீன் ஃபைவ் செவன்ட்டி டூவில் வந்தது நமக்கு ஃபைவ் தேர்ட்டி வந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறோம் நிஃப்டியில் என்ன மாதிரி கால் வந்திருக்குன்னு பேங்க் நிஃப்டி இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணல ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு பேங்க் நிஃப்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து thirty six thousand break out பண்ணியிருக்கு so thirty six thousand break out பண்ணாலே கண்டிப்பாக டவுன் சைடில் தான் இறங்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அச்சீவ் ஆயிருக்கு ஸோ ஒரு நைன்ட்டி பாயிண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி செவனுக்கு வந்துச்சு அப்போலேருந்து அப்படியே அந்த செல்லிங் ரேஞ்சிலே வந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து டவுன் சைடு இறங்குச்சு thirty six thousand break out பண்ண முடியல அடுத்து ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த ரேஞ்சிலே ட்ரேடிங் போயிட்டு இப்போ டுவெல் ஃபார்ட்டிக்கு தான் பிரேக் அவுட் பண்ணுச்சு இப்போ நம்ம நிஃப்டியும் உங்களுக்கு காட்டுறோம் நிஃப்டியில் என்ன கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் நிஃப்டிலையும் வந்து என்ன மாதிரி இண்டெக்ஸில் அதுவும் இண்டெக்ஸ் தான் ஸோ அதுலேயும் இன்றைக்கி இந்த வார் கிரைசிஸ் இந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி கால் கிடச்சிச்சு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் வந்து கேப் டவுன் தான் வந்து நிஃப்டியில் செம கேப் டவுன் ஸோ அது பார்த்தீங்கன்னா sixteen six hundred range so அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலே தான் ரொம்ப நேரமாக ட்ராவலிங் போச்சு அதுக்கப்புறம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து ஃபுல் டவுனில் இறங்க ஆரம்பிச்சதில் மார்க்கெட் வந்து sixteen thousand five fifty five hundred அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டு போயிட்டே இருந்துச்சு அடுத்து ஒரு லெவன் ஃபிஃப்டீனுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் buy call sixteen thousand six ஹண்ட்ரடில் பை கால் அப்படின்னு வந்துச்சு சிக்ஸ் ஃபார்ட்டி தான் ஃபஸ்ட் டாரட் அந்த சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கினதில் ஒரு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு sell call sixteen thousand five seventy two point டுவெண்ட்டியில் செல்லுன்னு சொல்லி வந்துச்சு ஸோ இந்த செல் காலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா sixteen thousand five hundred and thirty so ஒரு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அந்த ஃபார்ட்டி டூ பாயிண்ட் அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பாருங்கள் டவுன் சைட் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஸோ சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ஃபுல் டவுனாக இருக்கும் பட் ஆனால் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ட்ரெண்டு மாறுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் ஸோ பெரிய டவுன் அந்த டவுனில் சின்ன சின்னதாக ஒரு கால் அந்த காலில் நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிறோம் பட் பிக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான் ஏன்னா அது பிக்னஸ்க்குரிய மார்க்கெட் கிடையாது ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து பண்ணலாம் ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சும் பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுன் சைல் இறங்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா Bank Nifty thirty six thousand five hundred put option put ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி செவனில் பை கால் வந்திருக்கு வந்தது இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ டேரக்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்துடும் எங்கே என்ட்ரி எடுக்கலான்னு வந்துடும் அடுத்து அந்த மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்துடும் ஸோ இது பார்த்து நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட் வரும்போது நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணுறது டார்கெட் ஒன் வரும்போது நீங்கள் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ